அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டிவைன் எனர்ஜி ஹீலிங் இருந்து பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கலர்ஸை பத்தி பார்க்க போறோம் ரெயின்போ நிறங்கள் லைட் கலர்ல இருக்கும் அந்த ரெயின்போ கலர்ஸ் அந்த கலருக்கு ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் இருக்கு அதுல என்னென்ன கலர் வந்து நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பெயிண்ட் பண்றது எப்படி என்ன மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணா என்னென்ன பலன்கள்னு சொல்லி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் இப்போ ஹாலில் பார்த்தீங்கன்னா லைட் க்ரீன் யூஸ் பண்ணிக்கலாம் கிச்சன் ரூம்லையும் ஹால்லையும் லைட் க்ரீன் அது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அது ப்ராஸ்பரிட்டி அபண்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணும் வருமானத்தை அதிகப்படுத்தும் நெகட்டிவ் எனர்ஜியான ஆளுங்க ஏதாவது வந்தாங்கன்னா கூட அது சிதைக்கக்கூடிய தன்மை அந்த க்ரீனுக்கு தான் இருக்குது லைட் க்ரீனுக்கு தான் அந்த நெகட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் தாட் ஃபார்மோட யார் வீட்டுக்கு வராங்களோ அதை சிதைக்கக்கூடிய தன்மை அந்த லைட் க்ரீனுக்கு இருக்குங்க அதனால தான் நம்ம ஹாலுக்கும் கிச்சன் ரூமுக்கும் லைட் கிரீன் வந்து யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க அடுத்து சாமி ரூம் சாமி ரூம்ல என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைட் வயலட் கலர் யூஸ் பண்ணுங்க அதுதான் ஸ்பிரிச்சுவலா டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு தெய்வீக சக்தி தெய்வீக சிந்தனை கொண்டு போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு லைட் வயலட்க்கு தான் அந்த சக்தி இருக்கு டிவைன் பவர் நிறைய நம்மளுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு சாமி ரூம்க்கு லைட் வைலட் யூஸ் பண்ணிக்கோங்க பெட்ரூம்க்கு குழந்தைகள் படிப்பாங்க கணான் மனைவி அதிக நேரம் அங்கே இரவில் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அங்கே நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் பிங்க் யூஸ் பண்ணலாங்க லைட் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க பட் ரோஸ்ன்னு அந்த ரோஸ் கலர் யூஸ் பண்ணலாம் ரோஸ்க்கான மகத்துவம் என்னன்னா லவ் அன்பு அன்பு பாசம் வந்து அதிகரிக்கும் குழந்தைங்க இருக்கிற இடத்துலயும் அந்த பிங்க் யூஸ் பண்ணலாம் அடுத்து பிங்க் யூஸ் பண்ணல ப்ளூ யூஸ் பண்ணலாம் ப்ளூ யூஸ் பண்ணலாம் அது கூலிங் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ப்ளூ வந்து கூலிங் பாடி டெம்பரேச்சர் ஹீட்டாக இருந்தாலும் கூல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம ரூமே ஹீட்டாக இருக்குன்னா அது கூலிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம் இருக்கிறது அந்த ப்ளூ கலருக்கு தான் இருக்குது ஒன்று பிங்க் யூஸ் பண்ணிக்கோங்க மோஸ்ட்லி பிங்க் யூஸ் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா லைட் ப்ளூ யூஸ் பண்ணுங்க light pink light blue use பண்ணிக்கோங்க இதுதான் நம்ம கலர்ஸ் இந்த கலர்ஸை வச்சு நம்ம வீட்டில் வந்து இந்தந்த கலர் வந்து அந்தந்த ரூமுக்கு அப்ளை பண்ணும்போது தான் உங்களுக்கு ரிசல்ட் நல்லா இருக்குங்க அதுக்கான கலர்ஸோட தன்மை பற்றி இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஹாலுக்கும் கிச்சன் ரூமுக்கும் லைட் க்ரீன் சாமி ரூமுக்கு லைட் வயலட் யூஸ் பண்ணுங்கள் பெட்ரூமுக்கு வந்து பிங்க் லைட் ரோஸ் இல்லை ப்ளூ லைட் ப்ளூ யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும் பீஸ்ஃபுல்லாக இருப்பீங்க ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருப்பீங்க மன நிம்மதியோடு இருப்பீங்க இந்த பெயிண்டிங்க்கு இந்த கலர்ஸ்க்கும் அவ்வளோ விஷயம் இருக்குங்க நடந்த அந்த கலர்ஸை பற்றி இன்னைக்கு தான் உங்களுக்கு இன்னைக்கு கலர்ஸை பற்றி சொன்னேன் நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற விஷயம் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பியை கண்டிப்பாக பாருங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்